ஜாவாவில் do while லூப் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இதில் கற்க போவது do while லூப் அதை பயன்படுத்துவது நான் பயன்படுத்துவது Ubuntu 11.10 JDK 1.6 மற்றும் எக்லிப்ஸ் 3.7 இந்த டியூட்டோரியலை தொடர ஜாவாவில் while loop ஐ தெரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் அதற்கான tutorial ஐ எங்கள் வலைத்தளத்தில் காணவும் இது do while loop இன் ஸ்ட்ரக்சர் இது while loop போல இருப்பதை கவனிக்கவும் இதில் இரு பகுதிகள் உள்ளன முதலாவது லூப் ரன்னிங் கண்டிஷன் இரண்டாவது லூப் வேரியபிள் do block க்கு பின் கண்டிஷன் எழுதப்பட்டிருப்பதே ஒரே வித்தியாசம் மேலும் டோ block னுள் இருக்கும் statementகளின் இயக்கத்திற்கு பின்னரே கண்டிஷன் சோதிக்கப்படுகிறது உதாரணத்தைப் பார்க்கலாம் Eclipse க்கு வருவோம் இங்கே எக்லிப்ஸ் ஐடிஇ மற்றும் மீதி கோடுக்கான அமைப்பு உள்ளன கிளாஸ் வைல் டெமோவை உருவாக்கி அதற்கு மெயின் மெத்தடை சேர்த்துள்ளோம் டூ வைல் loop ஐ பயன்படுத்தி 1 முதல் 10 வரை எண்களை அச்சடிக்கப் போகிறோம் எழுதுக int n equal to 1 semicolon n loop variable ஆக இருக்கும் பின் do open மற்றும் close braces braceகளினுள் system dot out dot println within brackets n semicolon n இன் மதிப்பை அச்சிட்டு பின் அதை அதிகரிப்போம் n equal to n plus 1 semicolon n 10 க்கு சமமாகவோ குறைவாகவோ இருக்கும் வரை இதை செய்வோம் braceகளுக்கு வெளியே எழுதுக while parenthesesனுள் n less than equal to 10 semicolon மூலம் do while ஐ மூடுவோம் கோடை செயலில் பார்க்கலாம் சேமித்து இயக்கவும் எண்கள் 1 முதல் 10 வரை அச்சிடப்படுவதை பார்க்கலாம் இப்போது கோடின் இயக்கத்தை புரிந்து கொள்ளலாம் முதலில் மதிப்பு 1 அச்சடிக்கப்பட்டு n இரண்டாகிறது பின் கண்டிஷன் சோதிக்கப்படுகிறது அது உண்மை என்பதால் மீண்டும் 2 அச்சடிக்கப்பட்டு எண் மூன்றாகிறது அதேபோல அனைத்து 10 எண்களும் அச்சடிக்கப்பட்டு எண்ணின் மதிப்பு 11 ஆகிறது எண் எக்குவல் டோ 11 ஆகும்போது கண்டிஷன் பொய்யாகி லூப் நிற்கிறது 50 முதல் 40 வரை எண்களை இறங்கு வரிசையில் அச்சடிக்கலாம் எனவே 50 ல் ஆரம்பிக்கலாம் ந் எக்குவல் டோ 1 ஐ ந் 50 ஆக்குவோம் பெரிய எண்ணில் இருந்து சிறியதுக்கு லூப் செய்வதால் லூப் variable ஐ குறைப்போம் n equal to n plus 1 ஐ n equal to n minus 1 ஆக்குவோம் n 40க்கு சமமாகவோ அதிகமாகவோ இருக்கும் வரை லூப் செய்வோம் condition ஐ n greater than equal to 40க்கு மாற்றுவோம் வெளியீட்டை காண்போம் சேமித்து இயக்குவோம் பார்ப்பது போல எண்கள் 50 முதல் 40 வரை அச்சடிக்கப்படுகிறது do while loop ஐ பயன்படுத்தி வேறு லாஜிக் ஐ முயற்சிப்போம் கொடுக்கப்பட்ட ஒரு எண் முற்றிலும் இருமடங்கா இல்லையா என கண்டறிவோம் மெயின் method ஐ துடைப்போம் எழுதுக இன்ட் n 25 செமிகோலன் எண்ணில் உள்ள மதிப்பு முற்றிலும் இருமடங்கா இல்லையா என பார்ப்போம் எழுதுக int x equal to 0 semicolon அது முற்றிலும் இருமடங்கு எனில் அந்த எண்ணின் வர்க்க மூலத்தை சேமிக்க எக்ஸ் ஐ பயன்படுத்துவோம் பின் எழுதுக டோ ஓப்பன் மற்றும் குளோஸ் பிரேசஸ் braceகளினுள் x equal to x plus 1 semicolon braceகளுக்கு வெளியே while within brackets x into x less than n semicolon மூலம் do while மூடவும் x into x என்னை விட சிறியதாக இருக்கும் வரை x இன் மதிப்பை அதிகரிக்கிறோம் எனவே லூப் நிற்கும் போது condition ன் ரிவர்ஸ் உண்மையாக இருக்கும் அதாவது x into x ஆனது n க்கு சமமாகவோ n ஐ விட பெரியதாகவோ இருக்க வேண்டும் x into x n க்கு சமம் எனில் n முற்றிலும் இருமடங்காகும் n க்கு இல்லை எனில் n முற்றிலும் இருமடங்கல்ல கடைசியாக condition ஐ அச்சடிப்போம் system.out.println within brackets x into x double equal to n semicolon கோடை இயக்கத்தில் காண்போம் சேமித்து இயக்கவும் பார்ப்பது போல வெளியீடு ட்ரூ முற்றிலும் இருமடங்கான மற்ற எண்ணுடன் முயற்சிக்கலாம் n equal to 25 ஐ n equal to 49 ஆக்குவோம் சேமித்து இயக்குவோம் மீண்டும் ட்ரூ என காண்போம் முற்றிலும் இரு மடங்காக இல்லாத எண்ணுடன் முயற்சிக்கலாம் 49 ஐ 23 ஆக்குவோம் சேமித்து இயக்குவோம் எதிர்பார்த்தது போல பெறுவது ஃபால்ஸ் n மதிப்பு 0 எனில் நடப்பதை காண்போம் n 23 ஐ n 0 ஆக்குவோம் 0 இயல் எண் என்பதால் ஃபால்ஸை ஐ பெறுவோம் கோடை இயக்குவோம் சேமித்து இயக்குவோம் எதிர்பார்த்தது போல false ஐ காண்கிறோம் condition க்கு முன்னும் எக்ஸ் into x ஆனது n ஐ விட சிறியதா என சோதிக்கப்பட்டு x இன் மதிப்பு அதிகரிக்கப்பட்டு ஒன்றாக மாறுவதால் இது நடக்கிறது லூப் கண்டிஷன் தோல்வியடைந்து லூப் இயங்கவில்லை இவ்வாறு do while loop ஐ பயன்படுத்தி 0 ஆனது முற்றிலும் இருமடங்கு இல்லை என கருதப்படுவதை உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் இவ்வாறு ஒரு do while loop பல பிரச்சனைகளை தீர்க்க பயன்படுத்தப்படுகிறது குறிப்பாக லூப் ஒரு முறையாவது இயக்கப்படும் இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது நாம் கற்றது do while loop அதை பயன்படுத்துவது பயிற்சியாக பின்வருவதை தீர்க்கவும் கொடுக்கப்பட்ட பைனரி எண்ணுக்கு சமமான தசம எண்ணை கண்டறியவும் இந்த இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் தேர்வெழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது மேலும் விவரங்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contact at spoken tutorial.org spoken tutorial பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு எங்கள் இணையதளத்தை காணவும் தமிழாக்கம் பிரியா நன்றி